எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் பெர்லின் ஜெர்மனிலிருந்து நம்ம ஜல்லிக்கட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறக்காக நாங்கள் எல்லாரும் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம் தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்துக்காக நம்ம மிகவும் வந்து இது பார்ட்டிசிபேட் பண்ணி இதை வந்து நம்ம அங்கே இருக்கிற நம்ம தமிழ் உணர்வுகளுக்கு நம்ம வந்து இதை வந்து ஒத்துழைப்பையும் சப்போர்ட்டையும் கொடுக்குறாங்கிற ஒரு எண்ணத்தோட வந்து கலந்துருக்கிறோம் கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம் சென்னையில் சென்னையில் போராடும் எங்கள் அனைத்து மக்களுக்காகவும் இங்கே பெர்லினில் இருந்து கூடும் அனைத்து இந்தியர்களின் குரல் வி வான் வேண்டும் வேண்டும் ஜல்லிக்கட்டு வேண்டும் தமிழக மாணவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா உங்களோட சேர்ந்து எங்களோட போராட்ட காலத்தில் நிற்க முடியலன்றது தான் ஒரே ஒரு சின்ன வருத்தம் வேண்டும் The very reason we have all organized here in a peaceful manner is to first preserve our tradition and also to lend a supporting hand to our fellow brothers and sisters who have been fasting and also day and night protesting in a peaceful manner throughout Tamil Nadu. ஜல்லிக்கட்டு என் தாய் நாட்டின் பொக்கிஷம் என் மக்களின் நன்மைக்காக தலை நிமிர்ந்து நிழலாக அல்ல நீயாக நில் ஜல்லிக்கட்டு நாட்டு மாடுகளை காப்போம் வேண்டும் வேண்டும் ஜல்லிக்கட்டு வேண்டும் வேண்டும் வேண்டும் ஜல்லிக்கட்டு வேண்டும் எங்களுக்கு வேண்டும் ஜல்லிக்கட்டு எங்களுடைய ஆதரவு எப்போதும் உண்டு எங்களுடைய தமிழக சகோதர சகோதரர்களுக்கு என் தமிழ் இனத்திற்கு வணக்கம் இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்கு எதிரான சுப்ரீம் கோர்ட்டோட தடை தடையை வந்து கண்டித்து இன்றைக்கி நாங்கள் வந்து பெர்லினில் எல்லாருமே ஒன்று கூடியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஆறு நாட்களாக அறவழியில் போராடிட்டு இருக்கிற நம்மளுடைய சகோதர சகோதரிகள் அதாவது எந்த வித அரசியல் பின்புலம் இல்லாமல் ஒரு நல்ல முன்னேற்றத்துக்காக இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து நம்ம ஆதரவு தெரி தெரிவிக்கிறதுக்காக இங்க போராடிட்டு இருக்கோம் நில்லடா தமிழன் என்று சொல்லடா